லைன் நம்பர் சரி தென்புறம் லைன் நம்பர் வடபுறம் லைன் நம்பர் இந்த வேலை வெடியை விட்டுக்கிட்டு அதுவும் கேட்க மாட்டேன் லைன் நம்பர் பக்கத்தா வசதி பவர் பாய்ஸ் volunteers. Line up here. வெடிய நிப்பாட்டுங்கப்பா அதெல்லாம் ரெண்டு நேரத்துக்கு போங்க ரெண்டு ஒன்று ரெண்டு லைன் நம்பர் எழுதுப்பா இறுதி கட்டத்தை ஏற்றிவிட்ட இந்த நேரத்தில் வந்து லைன் நம்பர்லாம் ஸ்டெடியா எழுதுங்க ஒரே முட்டை முட்டான் முதல் வெற்றி புள்ளியை சிவலூர் அணியினர் பெறுகின்றனர் ஒரு முதல் பத்தாரா வெற்றி புள்ளியை ஜெய் பியர்ஸ் புள்ளியை வெளியிடப்படுகின்றனர் ஒரு வெற்றி புள்ளி ஒரு வெற்றி புள்ளி சிவலூர் Thank you. அவன் அது போன் அந்த ரைட் ஆஜின்னு காம் ரைட் ஆஜின்னு காம் நான் போனா கிடையாது ஒரு வெற்றி புள்ளியை அணியினர் பெறுகின்றனர் ஒரு வெற்றி புள்ளி சுகலூர் ஆமா ஏஒய்பிஎஸ் அணியினருக்கு மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி காசி சொல்லுதண்ணா ஏன் நிற்பானா மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி புள்ளி அணியினருக்கு வீரர்களை பிடித்தவுடன் தூக்கி விடவும் அடியா மீண்டும் இரண்டு வெற்றி புள்ளியை ஜேஒய் எஸ் புள்ளியை அணியினர் பெறுகின்றனர் first of first time out புள்ளியை புள்ளியை அணியினர் ஏழு வெற்றி புள்ளிகளையும் உள்ளூர் அணியினர் மூன்று வெற்றி பிள்ளைகளையும் பெற்று ஆட்டம் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்ன இப்போ கிளம்பி வந்துடும் நான் இப்போ கிளம்பி வந்துடும் இப்போ வந்துடும் நான் மீண்டும் ஒரு வெட்டு புள்ளி ஜேஒய்பிஎஸ் புள்ளியை இந்த மாதிரி தான் ஒருத்த ஓட்ட One plus two, three by JVBS playing. Seven time of over play. புலியை அணியினர் பதினோரு வெற்றி புள்ளிகளையும் செவலூர் அணியினர் மூன்று வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளனர் அங்க போயிட்டு இரண்டு வெற்றி புள்ளி ஜேவிபிஎஸ் புள்ளியை Yeah. வீரர்களை பிடித்து அமுக்க வேண்டாம் யாரும் தயவு செய்து வீரர்களை பிடித்துவிட விட்டுவிடுவோம் ஆமா அவன் அவன் வீரர்கள் அப்ராதம் செய்ய வேண்டாம் நடுவர்கள் தீர்ப்பு சொன்ன நடுவர்கள் உள்ளனர் ஒரு வெற்றி புள்ளி மற்றும் புள்ளியை அணியினருக்கு மரவழிந்தது உறுதியான உறுதியானது நோ ஆர்கனைஸ் வாக்காக தேவையில்லை வேற மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி ஜேவிபிஎஸ் புள்ளியை இதேவேளை இதேவேளையின் போது சிவலூர் அணியினர் மூன்று வெற்றி புள்ளியையும் ஜேஒய்பிஎஸ் புலி அணியினர் பதினாறு வெற்றி புள்ளியையும் பெற்றுள்ளனர் Yeah, மெல்லமர் வெற்றிப்பள்ளி ஜேஒய்பிஎஸ் மூணாம் நம்பர் மூணாம் அந்த மூணு அந்த பேர் காணதுன்னு கிடக்கும் இருப்பான் இருப்பான் one plus two three point புள்ளி எயிட் ஒன்னு எல்லாம் ஏறு ஆரஞ்சு அரைக்கலாம் போனா போயுமானா தனியா ஆமாடா சச்சி உனக்கு ஏரியாவில் நம்ம பழைய டீம் அப்படியே பார்த்த மாதிரி இருக்கலாம் வருஷம் பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷம் புலியை ஓனும் மிதிக்கான் மெல்லம் போட வச்சு புள்ளி கார்ட் ரைட் அணியினருக்கு கேட்ட சமலூர் அணியினருக்கு ஒரு வெற்றி பண்ணிட்டு சொல்லி பேசணும் அவன் போயிடும் மீண்டும் ஒரு வெற்றிப்பள்ளி தொட்டா பார்த்து நான் ஜேஒய்பி மறக்காது கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் Seven up first time out, சிவலூர் கடைசி நான்கு நிமிட ஆட்டம் தோலதெல்லாம் சூலூர் அணியினருக்கு இது தேர்ட் ரைட் உனக்கு சென்ட் பண்ணி தப்பு என்ன ஓடி உனக்கு தான் இல்ல உனக்கு இல்ல கீழே வராத ரெண்டு தமிழ் இல்ல கீழே வராத மீண்டும் ஒரு வெச்சப்புள்ளி புலி அணியினருக்கு கடைசி மூன்று நிமிட ஆட்டம் புலி சிவனூர் அணியினருக்கு ஒரு வெற்றி புள்ளி மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி உள்ளூர் அணியிற்கு கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் இப்போ போறதா அடிச்ச கட்டிங் அந்த பாதையை எங்கே நிற்கானவனு மாப்பிள்ளை எங்கே தேடி நடந்து முடிந்த ஆட்டத்தில் பி எஸ் புலியை அணியினர் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்படுகிறது வெற்றி பெற்ற பி எஸ் அணியினருக்கு வாழ்த்துக்கள் வெற்றிக்கு முயற்சித்த செல்லூர் அணியினருக்கு பாராட்டுகள்